ஹாய் கைஸ் நம்ம வந்து போய் போஎம்ஐ அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஓகேவா அன்பாக்சிங் வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க <laughs> மொத்தம் பத்து பேர் தான் பார்ப்பீங்க சரி பரவாயில்ல உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜாக இருக்கும்னு சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த போய் அமைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோம் எப்படி அன்பாக்சிங் பண்ண போகிறோம் முதல்ல நம்ம வந்து ரெண்டு கார்னர்ஸ் கட் பண்றதுக்காக கத்தி எடுத்துட்டு வந்து கட் பண்ணேன் பட் கட்டி ஆகல கத்தி சரியில்லை சரி பரவாயில்ல ராத்தான்னு சொல்லி கட் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னக்கே எப்படின்னு துறக்க தெரியல அதனால பாஸ் பண்ணிட்டு திரும்பி எப்போ துறக்குன்னு பார்த்துட்டு அங்க கட் பண்ணிட்டு இருந்தேன் அடா பாவி அன்பாக்சிங் வீடியோல நீ பண் பண்ணிட்டு இருக்கியடா நினைச்சிடாதீங்க அதுக்கப்புறம் திறந்த திறக்கல அடா எப்படா திறக்கலன்னு சொல்லி திரும்பி கட் பண்ணிட்டு திரும்பி அதை திறந்து ஓ இப்படி திறக்கணுமா அப்படின்னு சொல்லி திறந்து உள்ள ஒரு பூ கலர் டப்பா இருந்தது ப்ளூ கலர் டப்பா அதை நம்ம எடுத்தோம் அதுதான் பார்த்தா வெயிட்டா இருந்தது அத்தா போய மைக்கு அதுதானாமா அதுக்கப்புறம் அந்த டப்பா அவங்களை சுத்தி சுத்தி காமிச்சிட்டு நம்பி அந்த டப்பால எதுவும் இல்லப்பான்னு சொல்லிட்டு இந்த டப்பா எப்பரா திறக்குதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அந்த பக்கம் நானும் திரும்ப இந்த பக்கம் இது திரும்ப ஓகே இப்படிதான் ஓபன் பண்ணணும் அது இப்படிதான் ஓபன் பண்ணணும் ஆனா ஓபன் ஆக மாட்டேங்குது ஒரு நடுவுல ஒண்ணு இருக்கா சரி இப்படி இழுத்துட்டு ஆடா இழுக்க முடியலையாப்பா ஐயோ ஆ ஓகே இழுத்துட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணா உள்ள ஒரு கருப்பு கலர் பவுச்சு கிடக்குதுங்க என்ன சொல்றீங்க கருப்பு கலர் போச்சு உள்ள கடந்தது ஓகே ரைட்ரா நமக்கு வந்து பரிசு டெலிவரி பண்ணிட்டானுங்க மைக்குக்கு பதிலா அப்படின்னு சொல்லி இந்த பர்ஸ் செஞ்சு அந்த பவுச்சை எடுத்து அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கப்புறம் உள்ள ஒரு லீவ் லெட்டர் மாதிரி நாலு லெட்டர் கிடந்தது அது வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியல சரின்னா அது கடந்தது அதுக்கப்புறம் அந்த லீவ் லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னு பார்த்தேன் அதுல வந்து ஒரு இந்த ஸ்டிக்கர் இருந்தது சரி எனக்கு அதை எடுத்து என் தம்பி கிட்ட கொடுத்தேன் அது ஒரே நேரத்துல ஃப்ரிட்ஜில் ஓட்டிட்டான் அதுக்கப்புறம் வந்து மேனுவல்னு சொல்லி கொடுத்துருந்தானுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு படிக்க தெரியாதனால அதை அப்படியே தூக்கி அந்த பக்கம் தூக்கி போட்டேன் அதுக்கப்புறம் அந்த எடுத்தேன். இது என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா கேரண்டி கார்டு மட்டும் நல்ல ஒரு தாட் இருந்தது. அப்படியே அந்த பக்கம் வச்சுட்டு, போதும்டா சாமி அந்த மைக் அண்ட் அன்பாக்ஸிங் பண்ணிடலான்னு சொல்லி அந்த மைக் எடுத்தேன். எடுறா மைக்க" அப்படின்னு சொல்லி எடுத்தேன். நீங்க எடுத்து கொட்டிட்டேன் அப்படியே. ஒன்னொன்னா எடுத்தேன். பட் வாய்ப்பிலர் அதான் ஃபுல்லா கொட்டிட்டு என்னடா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்பதான் நான் மைக் இருந்தது ஆனா உண்மையுமே சொல்றேன் ஒரு பத்து அஞ்சு ரூபா காயின் வச்சீங்கன்னா எவ்வளவு வெயிட் வருமோ அவ்வளவு வெயிட் இருந்த மைக் இருந்தது அடா பாருங்களா என்னடா மைக் உள்ள ஏதாவது தங்க வச்சிருக்கீங்களான்னு நினைச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மைக்கோட நடு சென்டர் பாட்டு வந்து ரொம்ப வெயிட்டா இருந்தது இது பாத்தீங்கன்னா ஒரு மைக்கோட அந்த பேசுறோம்ல அந்த பஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர்ல டைரக்டா கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கே இது சின்னதாக ஒன்று கொடுத்துருந்தானுங்க அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு செல்லு கொடுத்துருந்தானுங்க அது வந்து இந்த செல்லு நான் கடைசி எப்போ பார்த்தோன்னா நம்ம அப்படி போடு மொபைலில் வந்து அந்த செல்லு இருக்கும் ஆனால் மூணு செல்லாக இருந்தது எனக்கு ஒன்று தான் இருந்தது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த செல்லை கீழே வச்சுட்டு அப்புறம் இதான்ப்பா அந்த இது இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல அதனால ஈகட்டி வரட்டிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வச்சுட்டேன் போதும்பா அந்த மைக் எடுப்பா அப்படின்னு சொன்னோம் இது பார்த்தீங்கன்னா சில்கான்னு சொல்லுவானுங்க இது எதுக்கு நம்மளுக்கு தெரியாதுன்னு தூக்கி போட்டான் அதுக்கப்புறம் சும்மா ஒரு சர்டிஃபிகேட்னு சொல்லி எனக்கு கொடுத்துருந்தானுங்க சின்ன கார் போர்டு மாதிரி தம்பி ஜூம் பண்ணுப்பா பார்த்தீங்களா சர்டிஃபிகேட்டாக மாறிடுமா தூக்கி போட்டேன் அதையும் தூக்கி போட்டேன் அப்புறம் எடுறா அந்த மைக்கை அப்படி எடுத்தேன் மைக்கை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து நடுவில் செல் போடுற மாதிரி எங்கடா செல் போடணும்னு தேடிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் தென்ற திருவ ஆரம்பித்தேன் சரி திருவணம் திருவு அதுவும் திருவிடுச்சு ஆஹா பரவாயில்ல இங்கே தான் செல்லாக போடணுமான்னு சொல்லி திருவுனை பாருங்க தெரியல அப்புறம் இப்போ திருவுனேன் திருவுன உடனே சிரிவிச்சு ரைட்ரா கண்டுபிடிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லி திருவிட்டேன் உள்ள பார்த்தீங்கன்னா எங்கே போகிறதுன்னு அப்படின்னு தெரியல அப்புறம் சுற்றி சுற்றி பார்த்தேன் எங்கடா போகிறது ஓ இங்கே தான் போடணுமா அப்படின்னு சொல்லி செல்லிடுறா அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ற வீடியோவான்னு சொல்லி பாஸ் பண்ணி அந்த கவரை கஷ்டப்பட்டு பிச்சு அந்த செல் எடுத்து அதுல போட்டேன் இப்போ பாருங்க பாஸ் பண்ணிடுவேன் பாஸ் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா கஷ்டப்பட்டு பிச்சேன் கீழே பாருங்க கவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிச்சிருக்கேன்னு பிச்சுட்டு செல்லை போட்டேன் சொல்ல போனால் அந்த செல்லு எப்படி போடணும்னு தெரியாம கேமரா வெளியே கொண்டு போய் நானும் எப்படி போடணும்னு தெரியல நம்ம ஆடியன்ஸ் பார்த்துட்டோம் என்ன நினைப்பானுங்கன்னு சொல்லி நானும் திருவி திருவி பார்த்துட்டு கஷ்டப்பட்டு செல்லை போட்டு தம்பி கேமராக்குள்ளே கொண்டு வாங்க தம்பி ஆ வந்துட்ட பார்த்தீங்களா அதுதான் அதில் குத்திட்டான் அதுக்கப்புறம் திரும்பி அந்த மூடியை திருவி திருவன் திருவி போட்டேன் ஏய் அது பட்டன் எட மூடியா போடியா வாய்ச்சிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சு எடுத்து அதில் போடணும் ஆனால் நான் உண்மையாக சொல்லணும்னா அந்த பஞ்சு எவ்வளோ தூரம் போடணும்னு நம்மளுக்கு தெரியல அதனால கொஞ்சமாக சொருகணும் சொருவிட்டு திருவி திருவன் திருவிட்டு உள்ளே போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் பஞ்சு வேற லெவலில் டைட்டாக இருந்தது கஷ்டப்பட்டு சொருவி உள்ளே போட்டாச்சு உள்ளே போட்டுட்டோம் போட்டுட்டு அப்படியே அந்த மைக்கை கீழே வச்சுட்டு டேய் போதுண்டா வெயிடா கீழே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இருங்க ஆனால் நான் திருவிட்டு தான் இருப்பேன் ஏன்னா பஞ்சு போட்டு சரியில்லை அதுக்கப்புறம் ஓகே இந்த பைக் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி திருவிட்டு இந்த மைக்கை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஆடியோ செக்கப்புக்கு போக போகிறோம் ஓகேவா ரெடியாக ஆடியோ செக்கப் போக போகிறோம் எனக்கு தெரிஞ்சு இதோட நான் இந்த வீடியோவில் பேச மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆடியோ செக்கப் மட்டும் பார்த்துட்டு டே டே டே எங்கடா திரும்பி ஸ்டார்டிங்ல இந்த வீடியோ போறேன்னு நினைச்சாதீங்க ஏன்னா நம்ம ஆடியோ செக்அப் அப்படியே இந்த வீடியோலயே நான் வெஸ்ட் பண்ணி விட்டுறேன் ஏன்னா அதுக்கப்புறம் நான் இன்னொரு போட்டோ எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்காங்க சாரி ஓகேவா அதனால இங்கே நான் ஆடியோ செக்அப் பண்ண போறேன் சரி நீங்க ஆடியோ பார்த்துட்டு வாங்க டேக் டூ எடுங்க ஓகேவா இது வந்து நார்மல் மைக்கோட வாய்ஸ் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் இது வந்து நார்மல் விவோ ஒய் லெவன் மைக்கு இது வந்து மொபைல கொஞ்சம் நான் டிஸ்டன்ஸா புடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கன்றாவியா கேட்டிருக்கும். கொஞ்சம் கிட்ட வச்சு நான் உங்களுக்கு பேசி காட்டுறேன் பாருங்க. இது வந்து நான் மைக் கிட்டயே பேசிட்டு இருக்கேன். மைக்கை வந்து வாயிலேயே வச்சுட்டேன் சொல்லப்போனா. அவ்வளோ ஒல்லி தான் உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சமாச்சும் ஆடியோ கேட்டிருக்கோம் ஓகே ராஜ் ஏதோ பேசுறாயான்னு சொல்லி கேட்டிருக்கோம் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து போய மைக்ல நான் உங்களுக்கு பேசி காட்ட போறேன் ஓகேவா? ஓகே காய்ஸ் இது வந்து போய மைக்கோட ஆடியோ குவாலிட்டி. இப்போ வந்து நீங்க கேட்கறது வந்து நான் மைக் சர்ச் பண்ணி நெட்ல வச்சிருக்கேன். அந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு மைக் வாங்கினேன் அது வந்து சப்போஸ் ஒரு டூ ஹண்ட்ரட்குள்ளே இருந்தது ஒன் எயிட்டி நைன் கிட்டே இருந்தது கன்றாவியாக இருந்தது மைக்கு நான் வாய்க்கிட்ட வச்சு பேசிகிட்டு இருந்தேன் நான் ரொனால்டோ வீடியோனு அதில் தான் நான் எடுத்தேன் எப்படி சொல்கிறது நான் எப்படி கத்துறேன்னா வீட்டில் இருக்கவனா யாரா சாமி இவன் ஏன்னா இப்படி கத்திகிட்டு இருக்கா லூசி கீஸ் ஆகிட்டானா சரிவா மென்டல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போடான்னு சொல்லி அவ்வளோ கத்தி பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு பார்த்திங்கன்னா மைக்கை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லாதனால நான் அந்த மைக்கிலே ரொம்ப கத்தி பேசிகிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தம்பி தம்பி அந்த மைக் வேலை செய்யலடா தம்பி மாற்றிடுவாடா தம்பின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் போய் மாற்றிட்டு வந்து இந்த போய மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன் என்னோடய ஒயர் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மீட்டரில் இருக்குது நான் வந்து என்ன சொல்கிறது ஹாலில் வச்சுட்டு கிச்சனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அந்த ஆடியோ அவ்வளோ தூரமாக வைக்கிருக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது இந்த மைக் வாங்கினது ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து குவாலிட்டியான வீடியோ உங்களுக்கு நான் பண்ணுவேன்ல அதனால் வந்து ஓரளவு ஓகே பரவாயில்ல அந்த லெவலில் தான் இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் கிட்டே வருது இதோட இன்னொரு மைக் இருக்குது அது வந்து இதோட டூ ஹண்ட்ரட் அதிகமாக இருக்கும் பட் நம்மக்கிட்ட இந்த சில்லறையெல்லாம் பொறுக்கி நான் இந்த மைக் தான் வாங்க முடிஞ்சுது முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் இந்த மைக்கில் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் இந்த மைக்கு வீடியோ உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு டென்னுக்கு ஒரு எயிட் பர்சன்டேஜ் ஆச்சும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் சப்போஸ் நம்ம வந்து ஒரு மில்லியன் அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் உங்களுக்கு இன்னொரு பெரிய மைக்கை வச்சு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஓகேவா ஓகே இதுதான் நம்ம போயே மைக்கு இது வந்து செவன் செவன் நைன் கிட்ட இருக்குது நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்